குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது வந்து நடிகர் திரு சூர்யா சிவகுமார் ஜாதக அமைப்பை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சில நாட்களாக நடிகர் அவர்களோட ஜாதக அமைப்பை நம்ம போட்டுட்டு ரொம்ப பிரபலமான அவர்கள் நம்மளோட ஜாதக அமைப்பை போட்டுட்டு அவர்கள் ஏன் சினிமா துறைக்குள்ளார வந்தாங்க அந்த நடிகர் அவர்களுக்கான என்ன அந்த ரூல்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சிலர் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா எனக்கு கிடைத்த இந்த டேட்டா பர்த் டைம் எல்லாமே நெட்டில் கிடச்சிருந்தான் இது எனக்கு கிடச்சி நான் மட்டுமே அந்த டைமை மாற்றிட்டு அது தோன்ற ரூல்ஸை நான் சொல்கிறதில்ல நீங்களே போய் பார்த்தீங்கனாலும் இதுதான் கிடைக்கும் சரிங்களா இன்றைக்கி நம்ம ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்த விதி யாரெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த விதிகள்லாம் சரியாக தெரியும் இதை நீங்கள் அப்படியே இப்போ இங்கேயே அப்ளை பண்ணுங்கள் சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லலாம் அவ்வளோதான் துலா லக்கணம் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்காது சந்திரன் வந்து நான்காம் இடத்துல இருக்குது சரிங்களா முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்கினாதிபதி சுக்கரன் சுக்கரனோட சாரத்திலே பதினொன்றாம் இடத்துல ரொம்ப பலமாக இருக்குது சரிங்க அது குருவின் பார்வை இருக்குது அப்படின்னா இந்த ஜாதக லக்கணத்தை குரு பார்க்குறாரு செவ்வாயும் பார்க்குறாரு லக்கினாதிபதியும் குரு பார்க்குறாரு ஒரு ஜாத ஒரு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தையோ லக்கினாதிபதியோ குரு பார்த்து விட்டார்னா நீங்கள் வந்து அக்மார்க் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் சொல்லலாம் அவங்க ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானவங்க ஒரு விஷயத்த சரியாக செய்யணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யவும் போனால் அதிகமாக இருக்கும் சரிங்க அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நார்மலாக பொதுவாகவே நீங்கள் திரு சூர்யா அவர்கள் மட்டும் இல்லை யா யாருக்காக இருந்தாலும் இதெல்லாம் போடணும் சரிங்களா அடுத்தவங்களுக்கு தானாக இவங்க தான் முன் ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தவங்க பிரச்சனை இவங்க இவங்க சுமந்துட்டு இருப்பாங்க இவங்க பிரச்சனை மாதிரி இந்த செவ்வாய் இருக்கிறனால எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சில நேரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இதுனா அது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவ்வளோ தான் செய்யணும் இவ்வளோ கொடுக்கணும் இதெல்லாமே அவங்க முன் வந்து தானாக உதவி செய்வாங்க அந்த மேனேஜிங் குரு மட்டும் இருந்தால் ஏமாலியாக இருப்பாங்க இந்த செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா அந்த ஏமாறும் தன்மை இருக்கார் கொஞ்சம் சூதானமாகவே இருப்பாங்க இருந்தாலும் இவர் திரு சூர்யா அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு அதிகமாக கொடுக்க இன்னுமே நிறைய இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அது மட்டுமே இல்லை அந்த குரு அதுவும் ஒரு காரணம் அந்த கிரக அமைப்பில் தான் சொல்கிறேன் அது வந்து அது பணம் இருக்கிறனால அவர் கொடுக்கல குணம் இருக்கிறனால தான் கொடு கொடுக்குறாரு சரிங்களா அதுதான் நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு இன்னொரு திரு இன்னொரு வந்து அடுத்தது வந்து இவரோட திருமண வாழ்க்கை வந்து ஒரு காதல் திருமணம் நம்ம என்ன சொல்லிடணும் காதல் திருமணம் ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு பெறணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா இங்கே ஐந்தாம் அதிபதி எங்கே இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் அதிபதி யார் சனி பத்தாம் இடத்துல இருக்கார் சரிங்களா அப்படின்னா இந்த சனி இந்த சனி எந்த நட்சத்திரத்தை ஏழாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு இருக்காரா கொள்ளலையா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்படின்னா உங்களோட காதல் ஆசை எல்லாமே வந்து பத்தாம் இடத்துல இருக்குது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சினிமா சம்மந்தப்பட்ட விதிக்கு வேறான்னு சொல்லியிருந்தேன் ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா இங்கே ஐந்தாம் அதிபதி யார் சனி அது பத்தாம் இடத்துல இருக்குது சரிங்களா அந்த நல்லா புரிஞ்சுக்குங்க நான் உங்களை குழப்பில் தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல தான் இருக்குது காதலை கொண்டிருக்கிறவங்க சரி ஏழாம் இடம் என்ன கனெக்ட் ஆகலையே கனெக்ட் ஆகும்னு சொன்னீங்களே எங்கே ஏழாம் இட அதிபதி செவ்வாய் பாருங்கள் செவ்வாய் நாலாம் பார்வையாக சனியை பார்க்குறார் நீங்கள் அப்படி அது ஒரு கனெக்ஷன் இன்னொரு கனெக்ஷன் இந்த ஐந்தாம் அதிபதி சனி வந்து யார் நட்சத்திர சாரத்தில் இருக்காருன்னு பாருங்கள் சனி ஜீரோ ஜீரோ டிகிரின்னு கீழே கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அது குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசத்தில் இருக்கார் புனர்பூ அந்த குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஏழாம் இடத்துல இருக்கார் ஐந்து ஏழு கனெக்ஷன் இதுதான் இது கண்டிப்பாக இதுதான் ஐந்து ஏழு கனெக்ஷன் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் இப்படி தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஐந்து ஏழு தொடர்பு பெறுகிறது இவர்கள் திருமணம் காதல் திருமணமாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம் அந்த திருமணம் எங்கே அங்கே அமைஞ்சிச்சு தொழில் சம்மந்தப்பட்டது திரு ஜோதிகா அவர்களை இரண்டு மூணு படங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஐந்தாம் அறிப்படி பத்தாம் இடத்துல தொடர்பு கொள்ளுது தொழில் மூலியமாக திருமணம் அமையப்படுறது அதுவும் நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா காதல் திருமணம்ங்கிறது இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னொன்று சொல்லியிருந்தேன் இவருக்கு வந்து ஒரு நடந்துற வந்து லேட் மேரேஜ் அதாவது ஒரு முப்பத்தி ஒரு வயதில் முப்பது வயது முப்பது வயதுக்கு மேலே நடந்துச்சு அதுக்கான கிரக அமைப்பு என்னங்க நான் உங்களுக்கு ரெண்டு விதி நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா இதில் அவருக்கு ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது சரினால நான் உங்களுக்கு சொல்கிறேன் தனியாக ஏழாம் இடத்துல தனித்து குரு இருந்தாலும் யாருக்கு எழுதலாம் திரு ரஜினி அவர்களுக்கு இதே அமைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இவருக்கு அந்த ஏழாம் இடத்துல தனித்த கு தனித்த குரு இல்லை குரு செவ்வாய் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குருவும் செவ்வாயும் நெருங்கிய தொடர்பு இல்லை குரு தனித்து இருக்கிற மாதிரி தான் கேட்டான் அதாவது குருவுக்கும் செவ்வாய்க்கும் இருபது டிகிரி ஒரு தொடர்பு இருக்குது அதாவது இருபது டிகிரி ஒரு விலகி இருக்குது பத்து டிகிரிக்குள்ளார ஒரு கிரகம் ஒன்றாக ரெண்டாக வந்துட்டு சேர்க்கைங்கிறது அர்த்தம் இன்னொன்று வந்துட்டு சனி சந்திரன் பரஸ்பர பார்வை யாருக்கெல்லாம் இந்த சனி ஏழாம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறதோ அவர்களெல்லாம் எனக்கு தெரிந்து நான் பார்த்த வரையில் லேட் மேரேஜ் அமைப்பு இது வந்து புனர்பூ டோஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா அதனாலையும் இது ஒரு காரணம் இதெல்லாம் ஒரு காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது இவர் வந்து தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக இவர் புகழ் பெறுவாரா உயர் உயர்வு பெறுவாராங்கிறத மட்டும் மற்ற தசாபத்தி அமைப்புகள் ஒரு அக்யூரேட் டைம் வச்சு தான் அதை சொல்லணும் சரிங்களா இது அக்யூரேட் டைம் இல்லை ஒரு மேலோட்டமான ஒரு டைம் அவ்வளோதான் துலா லக்கணம் அப்படிங்கிறது இது கிடைக்கிற டைம் வச்சு நான் சொன்னது இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன் சனி வந்து லக்கினத்தையோ லக்கினாதிபதியோ தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இங்கே லக்கினத்தையும் லக்கினாதிபதியும் தொடர்பு கொள்ளவில்லை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் இது ஏன் நான் சொல்கிறேன் தொடர்பு கொள்ளலை அப்படின்னு அது உங்களுக்கு தெரியும் ஆனால் இருக்கும் பாவத்தை ரொம்ப செம்மையாக வழிநடத்துவார் இதுக்கு என்ன காரணம்னா சனி இருக்கும் பாவத்தை ரொம்ப ரொம்ப ஆண்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுக்கும் எந்த பாவத்தில் இருக்கும் அது நீங்கள் அறிந்தும் அறியாமலே நீங்கள் கொடுக்க வேணாம்னு நினச்சாலும் கூடாது நீங்கள் இயல்பாக அதை நோக்கி தான் நீங்கள் செல்வீங்க இங்கே பத்தாம் பாவத்தில் இருக்குது ஒரு சந்திரன் ஒரு இரண்டு கிரகத்தின் ஆளுமை கொண்டு இருக்குது அதாவது வந்து சனி சூரியன் அதாவது உங்கள் மனம் எப்படி இருக்கும் இயல்பாகவே இந்த சனி சந்திரன் தனித்திருந்தாலும் ஆனால் பௌர்ணமி யோகத்துலேயும் இருக்குது ஸோ நேராக ஏழாம் இடத்துல வந்து சனியும் சூரியனும் இருக்காது பௌர்ணமி இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்தித்து கொண்டே இருப்பார் ஏதாவது ஒன்று ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ரொம்ப கிளியர் தாட் ப்ராசஸாக இருக்கும் ஏன்னா சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கார் இதை நம்ம செய்யணும் இது இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பாப்புல அதில் வந்து கன்ஃபியூஷன் எதுவுமே வராது இவர் பேஜ் பேஷன் பேஜில் வந்து பல நேரங்களில் ஒரு அட்வைஸு அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு அட்வைஸ் உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பார் சரிங்களா இதில் வந்து குல ஒரு குழம்பும் தன்மையான பேச்சு இவருக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் நீங்கள் அவர் பா நீங்கள் மேடை பேச்சில் பார்த்தீங்கன்னாவே அவருக்கு தெரியும் சரிங்களா அப்படி இருந்தால் பேச்சு நீங்கள் குறிக்கிற மட்டும் இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவ அதிபர் எங்கே இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்காரு அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இதெல்லாம் மட்டும் ஒரு நெகட்டிவ் கிரகத்தோட இது சாயலை எங்கேயுமே வரல எனக்கு தெரிந்த ஓரளவு சில விஷயங்களை நான் வந்து விளக்கி இருக்கிறேன் இருப்போரும் இந்த ஜாதகத்துக்கு இருப்போரும்னு நினைக்கிறேன் போதும் அதுக்கு மேலே வந்து சில விஷயங்கள் சொல்ல வேண்டாம் அவ்வளோ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க நீங்கள் சொன்னது தவறு பொருண்டலைன்னு சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் அனுப்புங்க ஆனால் அதை எனக்கு ப்ரூவ் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா நன்றி ஓம் சிவ ஓம்